வணக்கம் க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் டைம் வந்து லெவன் ஃபார்ட்டி மார்க்கெட் இப்போ seven thousand five ninety range trading வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கரண்ட்டில் ஒரு செல் கால் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் வந்திருக்கு seven five seven six zero எயிட்டில் செல் பண்ணலான்னு வந்தது ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அதுக்கப்புறம் இப்பயும் அந்த டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு எவ்ரிடே நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஆஃப்டர் டுவெல் பிஎம் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் மூவ்மெண்ட் கொடுக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்தது இப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அப்படின்றனால நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு by at seven four nine four அதாவது நமக்கு மார்னிங்கில் ஒரு லெவன் ஓ கிளாக்கில் ஸ்டார்ட் ஆன ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்போ ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் பாருங்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்துச்சு ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் டார்கெட் லைன்ஸ் வந்து மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் எல்லாமே டார்கெட் தான் first target second target so இதில் first green colour line seven five one two point seventy த்ரீன்னு இருக்குது so seven five one three போகுதா நைன்டீன் பாயிண்ட் ரீச் கொடுக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு அந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயே தான் ட்ரேடிங் வந்து அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டென் மேல ஆகுது சடனாக ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து அப்பர் சைடில் கொடுத்துச்சு அந்த சிங்கிள் மூவ்மெண்ட் அந்த சிங்கிள் செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு seven five one nine range வரைக்கும் இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லே நம்மளுடைய டார்கெட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ